இப்போ நாம் bank Nifty future one minute chart பார்க்குறோம் இந்த சார்ட்டில் நமக்கு டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வர மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறும்போது கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிட்டு கால் வரும் ஸோ இன்றைக்கி டே பாருங்கள் October thirty first so previous டேனுடைய பையிங் மொமெண்டம் தான் இன்றைக்கி ஆக்சுவலி ஃபாலோ அப் ஆகுது previous day closing market close ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் பேக் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் ஜெனரேட் ஆச்சு இன்றைக்கி அந்த மொமெண்டமில் அப்படியே கேப் அப் ஃபாலோ ஆச்சு அப்படியே மார்க்கெட் பாசிட்டிவாக போய்கிட்டு இருக்குது ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனோன்னா நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறும்போது கேண்டில்னுடைய கலரே வந்து சேஞ்ச் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் டுவெல் ஃபிஃப்டி மேலே ஆகுது நமக்கு இப்போ டவுன் சைடில் ஒரு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றதுனால இந்த சார்ட் இன்டிமேட் பண்ணுறக்காண்டி ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at forty one thousand three hundred and seventy seven point தேர்ட்டின்னு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கு ஸோ டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி எப்போல்லாம் நமக்கு பிரேக் அவுட் கிடைக்குதோ அப்போல்லாம் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே கால் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வர மாதிரி செட் பண்ணியே வச்சுருக்கோம் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுறத கேண்டில் கலர் மூலியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷனும் நமக்கு கிடைக்கும் டார்கெட்ஸ் எய்ம் பண்ணாலும் எங்கே எய்ம் பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் எங்கே மெயின்டைன் பண்ணிக்கலான்ட்டு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் நமக்கு வந்து கொடுத்துரும் ஸோ டெய்லி சும்மா வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க அதில் வர கால்ஸ் பார்த்து ஆர்டர் நீங்கள் போட போகிறீங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங்கும் பாசிபிளான ஒரு விஷயம் தான் நீங்கள் மேனுவலாக வச்சு பண்ணுறதுனால பண்ணலாம் இல்லை ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி அதை வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும் நம்ம கிடைச்ச செல் கால் ஒரு எயிட்டி எயிட் பாயிண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது ஸோ அதனால் பையிங் மொமெண்டமாக மாறிட்டு நமக்கு க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ